பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை ஆன்லைன் ரூமில் விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் தவம் கூட ரெண்டாவது தானாங்க அப்புறம் தான் ஜீவகாரணம் முதல் அன்பு ஒடுக்கம் பண்பு உள்ளத்தில் நல்ல எண்ணெய் எண்ணங்கள் அந்த எண்ணெய் வரும்போது ரத்தம்லாம் சுற்றி இருக்கும் சரியாயிடுது அந்த கெட்ட எண்ணம் வரும்போது நம்ம பிளட்டெல்லாம் கெட்டாகி புத்தி மாறிடுது எண்ணங்கள் தான் மெயின் எல்லாத்தையும் மாற்றிக்கணும் அதாவது உலகத்தில் யாருக்குமே கிடைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப அரிய வாய்ப்பு அரிய எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஆனால் பார்க்குறது இல்லை இப்போ நம்ம கல்வி நாற்பது வருஷம் ஆகும் என்ன சனி இருக்குது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ எப்படி எவ்வளோ சனி இறைவன் இறைவனின் அருக்கொடை முகம் கல்வி நாற்பது வருஷம் அப்போ இறைவன் மேலே எவ்வளோ பாசம் இருந்தான் என்னுடைய அறிவுக்கு நான் படிக்காத முன்னோம் என்னுடைய தண்ணி பெரிய குழி கொடுத்தா ஒரு வழி குடிக்கும் நான் குளிச்சது நல்லா தான் அது பால் வாங்கி சாப்பிட்றாங்க அதுக்கு என்ன செய்கிறாங்க ஒன்றும் செய்யறாங்க அழுகி வாழைப்பழம் கொள்றாங்க அதான் பண்ணுறாங்க வேற எதுவும் அழுகி வாழைப்பழம் ஊசி போன சாம்பார் ஏன் நீ சாப்பிட சாப்பிட மாட்டாங்க அது மட்டும் பாவம் தயிர் பால் வெண்ணெய் நெய் அல்வா நக்கி நக்கி சாப்பிடுவோம் அது அதுக்கு போட மாட்டேறிய அதுதான் நம்ம ஐயா தன்னை போல் கவனி நீ எப்படி சாப்பிடுறோம் உன்ன மாதிரியே பார்த்துக்க ஏய் பெட்ரி குழந்தை பால் கொடு அது மட்டும் சொல்லியா அது அது குழந்தைக்கு பால் கொடுக்காது ஒன்று கொடுக்குது <laughs> நான் கேட்குற கேள்வி கரெக்டு தான் அந்த எல்லாம் கொஞ்சம் அடிச்சு பேசி எங்கள் வாக்கு சுத்தம் சிறப்பாக பண்ணிடுவோம் மலேசியா போய் பேசினேன் நீங்கள் உங்களுக்கு வீடியோ அனுப்பலன்னு நினைக்கிறேன் நான் நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்பிச்சி வைக்கிறேன் நான் அதில் முழுசாக இனிமேல் ஒளியை தான் வழிபடணும்னு சொல்லியிருக்கேன் ஃபோட்டோ வச்சுக்கோங்க ஆனால் வழிபடுறது ஒளியை தான் வழிபடணும் அதுதான் முக்கியத்துவமாக இப்போ எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு காலையில் சூரிய பார்க்குறேன் சூரியன் ஒன்று தான் ஆமாம் என் கண்ணுக்கு ரெண்டு இந்த பக்கம் பிரேக்கு இந்த பக்கம் தண்ணி எவ்வளோ பெரிய அற்புதம் இறைவனோட படை இதெல்லாம் அனுபவத்தில் வரணும் வரணும் பார்க்கணும் பார்த்து சொல்லணும் அந்த மாதிரி அற்புதத்தினால இன்றைக்கி நம்ம என்ன வேணும்னோ இந்த ஒரு வாரத்தில் என்னை அவ்வளோ சீக்கிரம் மாற்றி சொல்லிடுறேன் கொண்டு வந்துட்டாரு அப்பா இந்த வாரத்துக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்கு இந்த வாரத்தில் இந்த இடத்துல வரணும் எனக்கு இப்படியெல்லாம் கிடைக்கணும்னு நான் கேட்டது ஒன்று அவர் கேட்டு கொடுத்தது மூணு உங்களுக்கு இன்னும் கம்மியாக கொடுப்பாங்க ஜாஸ்தி தான் கொடுப்பாங்க அவ்வளோ அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கீங்கல்ல சும்மா கிடையாது எவ்வளோ இழப்புகள் எவ்வளோ தூரம் அர்ப்பணிப்பு அதனால நாளையிலேருந்து அது அது அப்பால சொல்கிறேன் உன் மூளைக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு அப்பாவுக்கு தெரியுது மாறுறது மாற்றங்கள் தெரியுது எப்பேற்பட்டவனோ இந்த இது சொன்ன உடனே ஐயா நீங்கள் சொன்னது அற்புதம்னு உங்ககிட்ட வந்து காலில் விடுது அவ்வளோ ரகசியம் இருந்தது அதனால தான் ஐயா அந்த ஜோதியை பார்த்தார் என்னுடைய ஐயாவுடைய பொறுப்பில் அகஜோதி இருக்க புறஜோதி இருக்கு முதல்ல வெளியே பார்த்தா தான் உள்ள தெரியும் அதுக்கு தான் பாமர மக்களுக்கு நம்மளுக்கு உள்ள மேலே மேலே வந்தது நான் இங்கே வந்து உட்காருவேன் புண்ணியமாகலாம் கடையில் போய் உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து அப்படின்னா அப்படியே பிரகாசம் தெரியுது தெரியுது அப்படியே என் முதலாளி பெரிய முதலாளி கோபத்தோடு வருவார் அந்த கோபம் பார்க்கணும் பார்க்கும் இறை தரிசனம் அதெல்லாம் நான் ரெண்டாவது நம்ம படிப்பு இல்லை அறுப்பா போடல உள்ள போல நீங்க புக்கில் படிக்கல அவ்வளோதான் நீங்கள் ஃபுல்லாக அனுபவம் படிப்புக்கு அனுபவத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இந்த மலை வர்றதுக்கு என்ன சாத்தம் மலை வரக்கூடாது அப்படி ஒரு ஆராய்ச்சி இது சாத்தா மலம் இது சாத்தா மலம் இது சாத்தா வரும் இப்படி சிந்தனை போயிடுச்சு பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி என்னுடைய அறிவு என்னை பற்றியே செஞ்சு இன்றைக்கி ஐயாவுக்கு வேலைக்காரன் பெரிய வேலைக்காரன் வந்து வந்திருக்கீங்க அதான் உண்மை நீங்களாம் ஒரு பெரிய சான்று தானே மக்களுக்கு இப்படி வாழ்ந்து காட்ட முடியும் ஜெயிச்சிருக்காரு ஒருத்தருங்க அதனால் திருப்பூரூருக்கு அப்புறம் திருப்பூரில் சந்தித்ததுக்கப்புறம் வடலூரில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு பெரிய முதலாளிகிட்ட வந்து சந்திக்கிறேன் அதை விட ஐயாவோட அனுகிரகத்தோடு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறேன் ஒன்றே ஒன்று யார் போட்டாலும் உன்னால் முடியும் போது மாதத்துக்கு ஒரு வாட்டி பூசத்துக்கு காலில் செருப்பு இல்லாத நடக்க சொல்லு இந்த மண்ணை மெரிச்சா உடம்பெல்லாம் பொண்ணாகும் ஏன்னா முதலாளி மெரிச்ச மண் அதனால சொல்கிறீங்க வடலூருக்கு போய் இந்த செருப்பு இல்லாமல் ஆமாம் நடக்க நடக்க பதினோரு பூசம் பூசுறது அஞ்சு பௌர்ணமி கருங்குழியில் படுக்க சொல்லுங்க அஞ்சு பூசம் கருங்குழியில் படுக்க சொல்லணும் ஆமாம் சரி பதினோரு புதுசம் ஜோதி தரிசனம் பண்ணி நடந்து வருது அவங்களுடைய குடும்பம் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட கஷ்டம்னாலும் நீங்கள் மகா மந்திரத்தை சொல் ரைட் ஓகே சிறப்பு பண்ணிடுவோம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம முதலாளி நடத்த பார்த்துப்பார் அவர் பார்த்துப்பார் என்னுடைய கிட்ட வரவங்கெல்லாம் இதை சொல்லி அனுப்பிச்சு தான் இன்றைக்கி நல்லா இருக்கு அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்தவங்க உண்மை இருக்குன்றதுனால இருக்காங்க எந்த வேற இதுவும் இல்லை அதனால ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்த மகா மந்திரம் அஞ்சு நைட்டு அஞ்சு பூசம் இங்கே படுக்கணும் அது போக பௌர்ணமி பூசம் பௌர்ணமி பூசம் வந்து பதினோரு பூசம் ஓகே சரி ஆ ஜோதிடர் அஞ்சு பௌர்ணமி அஞ்சு பௌர்ணமி கருங்குடியில் படுக்கும் ஏன்னா ஓகே நம்ம மகான் வந்து பாட்டு எழுதினேன் அந்த எழுதின ஓசை இந்த இடத்துல அந்த பவர் கட்சியா அவருக்கு நோய் குணமாக நோய் குணமாகிட்டு அவங்க உங்ககிட்ட வந்த உடனே சாமி மகாமத சொன்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்பா இல்லை ஒன்றால் நாள் நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசுவோம் <laughs> சரி கண்டிப்பாக அதுக்கு நான் சொல்கிறேன் சரி அதை கடைப்பி நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் வரேன் நான் அவ்வளோதான் எனக்கு பிறகு நீ வரணும் கடமை விடாமல் செய்கிறீங்க இல்லை நிலையாட சரிங்க அவ்வளோ அதுக்கு உங்ககிட்ட கொடுத்தோம் சரிங்க அந்த சரிங்க நீங்கள் கொடுக்குறீங்கல்ல நிச்சயமாக பாதுகாப்பேன் நிச்சயமாக அதை நல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் எல்லாரையும் இந்த நிலைமை கொண்டு உண்டான முழு உத்வேகத்தோடு போராடுறீங்க நிச்சயமாக நான் எப்படி பட்டனோ ஆனால் நான் பட்ட கஷ்டம் நீ படக்கூடாது <laughs> கஷ்டம் படுவோமே அது ஒரு அனுபவம் தானே நல்லவங்க நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க எவ்வளோ அரசியல் பயங்கரம் போராட்டம் தானே நம்ம ஐயாவை மாதிரியே நீங்களும் நிறைய அவமானப்பட்டிருக்கீங்க ரொம்ப பேர் கெட்ட வார்த்தை பூட்ட மாட்டேன் ராத்திரி நான் ஒண்டி தான் தனியாக வசதி இல்லை டாப்பர் போடும் தள்ளி வச்சுட்டு இவ்வளவோ தாங்கி ஒரே காரணம் என் முதலாளிக்காக பாடுபடணும் ஒரு வைராகிட்டம் வைராகியம் அதனால தான் நிற்க முடிஞ்சிருக்கு சும்மாலாம் எல்லாராலையும் முடியாது நான் என்ன நினைக்கிறேன் நம்ம முதலாளி கஷ்டப்பட்டதை விட நம்ம அவரை பொறுத்தே தான் இருக்கலாம் நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன் பாவம் அதை விட நான் எவ்வளோ பரவாயில்ல அது தேற்று ஒன்றே ஒன்று மந்திரம் அப்படி மனசை தேத்திக்கிறீங்க திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வயலக்கடல் மாறிட்டீங்க இன்னைக்கு அதான் வயலக்கல்லாம் ஜொலிக்கிறேன் ஜொலிக்கிறீங்க அதனால் நான் பார்த்து சொல்கிறேன் நூறு சதவீதம் உண்மை பேச நான்லாம் பேசலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு பேச ஒன்னே ஒன்று நான் அப்பாவில் அந்த ரகசியம்லாம் சொல்கிறேன் சரிங்க என்ன மாதிரி நீயும் வரணும் சரிங்க அந்த உன்னுடைய பேச்சு வந்து கிருமானந்த வாரியார் மாதிரி உன்னை பார்க்கக்கூடிய தோற்றம் வரும் வரணும் சரிங்க அந்த மாதிரி இறைவன் கொடுப்பான் சரி நல்லா இது பண்ண நான் சொல்கிற மாதிரிலாம் பண்ணேன் பண்ணிடுறேங்க நீ உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிச்சயமாக அதை நான் ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களை மாதிரி மகான்களோட உங்களை மாதிரி வழிகாட்டுதல்களுடைய உபதேசங்கள் இதெல்லாம் வாங்கி தான் இன்றைக்கி நான் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் எதுவுமே என்னோட சொந்தது வந்து கிடையாது நீங்களாம் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள் ஐயா எழுதின அருட்பா குறிப்புகள் ஐயா எழுதின பாடல்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிகாட்டுதல் மூலியமாக தான் இன்றைக்கி இத்தனை மக்களை போய் சென்றடைய முடியுது சிங்கப்பூர்லலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் போய் கிளாஸே பண்ண முடியாது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போய் பண்ணிட்டு வந்தோம் போலீஸ் இத்தனைக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தது உள்ளே வரக்கூடாதுன்றக்காக அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணானுங்க உடனே நான் இமிக்ரேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு தான் வந்து ஐயா இருக்கார்ல எதுக்கு நமக்கு என்ன கவலை அது பார்த்து பார்த்து நாம பாதை நேர்பாதை போகணும் எவன் வந்தாலும் தூக்கிடுவாரு தூக்கிடுவாரு நம்ம சரியான பாதையில் இருக்கணும் அவரும் ஒளியாச்சு அந்த ஒளிப்பட்டவனே அவன் தான் ஆலையும் முடிஞ்சிடும் ஆகும் அதனால கவலையப்படும் கவலைப்படும் சரி அந்த மாதிரி தப்பு வரும்போது ஐயா ஐயாவும் நினச்சிப்போம் உங்களையும் நினச்சிப்பான் அப்பப்போ காஞ்சி விஸ்வநாத சுவாமியும் நினச்சிப்போம் மகாமந்திரத்தை விடாம விடாம அதை சொல்லணும் எல்லாம் படிப்போம் சரி அற்புதமான உபதேசம் அதாவது என்னுடைய சிஷியன் கோவப்பட்டு இதுக்காட்டி ஏன் நிறுத்தலையும் அங்கே உட்காந்துட்ட உடனே ஒரு ஓலை கொட்டை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் போதும் உங்கள் பார்வை இந்த இது பண்ணாலே எல்லாருக்கும் நோய் குணமாயிடும் இப்போ எதுவும் எடுக்காதீங்களோ கொஞ்சம் பொறுமைன்றோம் என் விஷயம் ஓ நம்ம உட்காந்து இவ்வளோ பேசுகிற சொட்டி கேட்குறேன் வேறு சார் தூரம் இவ்வளோ இருக்கு நாற்பது வருஷம் போகிறதுனா இவ்வளோ நேரத்தில் அப்புறம் எப்படி அந்த அளவில் நம்ம சிஷன் இறைவன் ஒவ்வொரு செல்லுலையும் ஆட்கொண்டுறாருல்ல ஆட்கொள்ளும் போது அது நடக்கிறது அதனால நான் அப்புறம் சரி தனிப்பட்ட சரி நீங்கள் சொன்னீங்கன்னா சரி வச்சுக்கோங்க வழி இதை சொல்லுங்க அந்த சித்தன் கரிசால ஒரு இலை எடுத்து பல்லத்தை உன் கையெல்லாம் கருப்பாங்க அவ்வளோ உடம்புல கட்ட எண்ணெய்கள் கட்டுப்பட்டு இருக்கு அது க்ளீன் பண்ணியிருந்தா கரிசாலை க்ளீன் அதனால தான் மொத்தம் கரிசாலை சுற்றி கரிசாலை ரெண்டாவது ஒரு சின்ன இலை எடுத்து வச்சுருக்கோம் நல்லா ஒரு மூணு டம்ளர் தண்ணி குடிச்சோம் அண்ணாக்கில் கொஞ்சம் தேய் அப்படியே சரியெல்லாம் கரிசாலம் அதுக்கு அவ்வளோக்கும் கரிசாலம் நெய் சொல்லுங்க அதான் வந்து நான் ஓய்வு வரும்போது எப்பயுமே ஓய்வு தான் வந்துடுறேன் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு அடுத்த நான் பெற்ற இன்னும் தரணும் தரணும் தரணும் என்னோட போகக்கூடாது எல்லாருக்கும் போகணும் ஐயா மாதிரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சரி பண்ணி சரி சரி அதுதான் அதுக்கு என்ன பண்ணுறது வாகம் நாராயண வாகம் இலை சரி வெண்டைக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி முள்ளங்கி இதை போட்டு நல்லா பாயில் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு அந்த மேல் நோக்காடுக்கு உளுந்து தயிர் நாயின தைல் mm. இந்த ரெண்டு தைலும் சூடு பண்ணி தேய்ச்சிட்டு mm. அதை ஒத்துறோம் இது உள்ளுக்கு வேலை செய்யும் வெளியே வேலை செய்யும் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி கூட பண்ணலாம் அப்படி தொந்தரவு பண்ண மாட்டேன் பண்ணணும் சரி உறக்கம் இல்லாதது சரி உறங்கி இருபது வருஷம் தூக்கமும் வரல கண்ணு ஊர் அப்படி மூஞ்சி பட்டதே கிடையாது தூக்கம் ஒரு துளி கூட பெருமா குழந்தை குழந்தை நிலை உங்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணுறது முடிவு பண்ணுறேன் கத்து தர நீங்க ரெடியா இருக்கிறப்ப நான் ஏன் யோசிக்கணும் நான் இறங்கி வந்து கேட்டு என்ன ஏன்னா ஐயாவுடைய திருவிழாவை திருக்குறள் வளர பொதுமறை மாட்டேன் அறுப்பா வளர பொதுமறை நூல் வரணும்னு நான் இறைவன்கிட்ட நிறைய வேண்டி நீண்ட நாள் வாழ்வேன் அதை பார்த்துட்டு அப்போ அந்த வைரத்தோட சிறப்பு அதுக்குண்டான வேலைகளை பேரவைங்க நாங்களாம் என்ன ஐயா விஞ்ஞானத்திலேருந்து எழுதி யாருன்னா வந்தாங்கன்னா அறுபது ரூபா ஒரே உரைநடை பகுதி படிச்சு அறுபது ரூபா ஒரே உரைநடை அதில் உணவுலேருந்து ரசோல்லேருந்து எல்லாமே இப்போ இந்த கொடியை எல்லோரும் கலர் கலர் நம்ம ஐயா என்ன நம்ம மெட்டி குருவில் மஞ்சள் கொழுப்பு இந்த கொழுப்பு எடுத்து தான் மஞ்சள் கீழ் வெள்ளை இந்த நம்ம சுவாசை வந்து மேலும் மேலே கீழே போடுறது கவுள் இதை கண்டுபிடிச்ச மகான் ஏமா இருப்பான் ஜவ்வு ஜவ்வு அந்த ஜவ்வு வளர்த்தில் யாரும் இல்லை பிடிச்சிருக்கிறாரு தீபாவளி கொடிக்குன்னு என்ன கலர் எடுத்தார் எவ்வளோ விஞ்ஞானம் படிச்சு தெரியல மற்றவங்களுக்கு அது அந்த அந்த கொடிக்கே அவ்வளோ உள்ளே இருக்கிற கொழுப்பு மஞ்சள்னு அவருக்கு எவ்வளோ எப்படி ஞானம் எப்படி உள்ளே போய் கண்டுபிடிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க எம்எஸ்சி பட்சி டாக்டர் சர்ஜிக்கு வந்து உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க நீங்கள் எப்படி அப்படிங்க இருக்கும்ல எங்களுக்கே இருக்கு அவங்களுக்கு இருக்கா அதனால உங்களை ஆராய்ச்சி பண்ணால் தோற்று தான் போவாங்க உங்களை ஆராய்ச்சி பண்ணி என்ன நடக்கும் அதனால் அந்த கொடிக்கு அவ்வளோ ஐயா கண்டுபிடிச்ச எழுதிய மகானுக்கு நாமெல்லாம் அந்த உடைய பெருமை சரி அது நம்ம கடமை உங்களை அதனால தான் உங்களை மாதிரி என்கிட்ட அனுப்பி வைக்கிறாரு நீங்கள்லாம் சொல்லி மக்களை வழி நடத்தணும் இப்போ நீங்கள் ஏன்ட்ட சொல்லுவீங்க நான் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவேன் அதை சொல்லி தம்பிகளாக வந்தப்பா இவன் தானே உபாசனா சொல்லியிருக்காங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்கு சரி வாங்கி வைக்கலாம் நம்ம குழுக்குள்ள எல்லாருக்குமே மேல்நாட்டு எங்கள் கூட டாக்டர் நம்ம அவ்வளோ இல்லை நீங்கள் சயின்டிஸ்ட்டு அதான் நான் ஸ்லீப்பிங் ஃபோர் ஹவர்ஸ் நான் sleeping four hours actual the brain நம்ம பதினாலு சிஸ்டர் மூணு மணிக்கு இருந்தால் முனிவர் நாலு மணிக்கு இருந்தால் ஞானி அஞ்சு மணிக்கு இருந்தால் அறிவார் ஆறு மணிக்கு இருந்தால் மனிதன் ஏழு மணிக்கு இருந்தால் எருமாடு சரி இந்த உலகத்தைய அவனுக்கு இப்போ அந்த நாலு மணிக்கு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை எல்லாம் சேர்த்து ஷவர் ஷவர் ஷவரில் நான் அறுபது போட்டேன் ஷேர் போட்டேன் அது போட்டேன் பாட்டு அது அதில் அவ்வளோ அது ஊழ ஊழ நம்ம மூளைக்கு அவ்வளோ குளிர்ச்சி குளிர்ச்சி ஃப்ரெஷ்னஸ் தண்ணிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு நான் நாற்பது வருஷம் புளியாரத்துக்கு காரணம் பீச்சுக்கு போயிட்டு வா வாக்கி வந்தேன் ஷவர் கேட்டுருந்தேன் சோப்பு தேடும்போது இல்லை எழுந்துட்டேன் என் பொண்டாட்டி නෑ සෝප ඇතර පජයනක සෝ කෙතුන් කටට මරටයන් අම නෑමන්න එනම එර ලානන්න අනිල්ලන උටටිය அதே மாதிரி ஒரு வாட்டி டிஃபன் பண்ணோம் எல்லாம் உப்பு பண்ணோம் உப்பு உப்பு பண்ணல இறைவன் சரி விட்டுரு அவ்வளோதான் அதோட விட்டுட்டீங்க அது அதே மாதிரி ஒரு என்னன்னா வேகத்தை கரெக்டாக அது என்னன்னா குருவாரம் குருவாரம் நான் குருவாரம் உங்களுக்கு என்ன நாலு கிழமை எங்கே உங்களுக்கு தெரியுது அதெல்லாம் கடந்துட்டீங்கல்ல எப்பயோ கடந்துட்டீங்க இன்னைக்கு என்ன டேட்டு தேதி எல்லாம் எதுவும் தெரியும் தெரியாது ஏன் அது நல்ல விஷயம் மறக்கிறது நான் நல்ல விஷயம் இல்லையா மறக்கிறீங்க எல்லாத்தையும் தேவையில்லையா இதெல்லாம் தேவையில்ல டேட்டுக்கு நாலு கிழமை இறைவன் தான் பெரிய தத்துவம் இறைவன் ஒருவன் அதை மட்டும் நினைச்சா போதும் இதெல்லாம் வேணான்றீங்க தேவையே இல்லை சூப்பர் அருள் ஐயா என்ன சொல்றாரு சபை நான் நடத்தலாம் அப்ப நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்கணும் தேதி என்கிட்ட வழக்கமா வேலை செய்யணும் சபை எனக்கு வழக்கம் அப்படியா அப்போ தீர்த்து தரணுமா சரி சரி நாளைக்குமே வச்சுக்கிறது இல்லை காலண்டரே கிடையாது கிடையாது நமக்கு என்ன வருமானம் சம்பாதிக்கணும் இல்லை அதை பாதி நாலு கிழமை பார்த்து நீங்கள் தவமும் பண்ணுறது இல்லை அதெல்லாம் அது கூட இருப்பீங்களா பில்டிங்லாம் கட்டும் போது கண்டிப்பாக சரி ஓகே மகிழ்ச்சி கண்டிப்பாக இருப்பீங்க அதுக்கு என்ன ஒரு மொழியெல்லாம் தயார் பண்ணுவோம் அது அது தயார் பண்ணி சாப்பிட்டு ரெடி பண்ணிடலாம் வெண்டைக்காய் வந்து அதில் எண்ணெய் நம்ம மோட்டர் பைக்கு ஜீர் ஆயில் ஊற்றுவோம் பெட்ரோல் ஊற்றுவோம் இன்ஜின் ஆயில் ஊற்றுவோம் நம்ம உடம்பு என்ன ஆயில் ஊற்றுறோம் என்ன அதனால தான் வெண்டைக்காயில் எண்ணெய் முள்ளாங்கியில் அந்த கெட்ட நீர் வாத நாராயணன் அது வந்து நமக்கு வாதத்துக்கு நாராயணன் சரி பண்ணக்கூடிய அந்த நாராயண சக்தி நம்ம உடம்பு அதுதான் அந்த வாத நாராயணன் வண்டக்காய் இதெல்லாம் வெள்ளை மிளகு போட்டு கொஞ்சம் சிக்கு பெருங்காய் போட்டு நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு சாப்பிட்லாமா ஆமாம் இது வந்து இருபத்தி ஒரு நாள் சாப்பிடுவோம் காலையில் ராத்திரி இருபத்தொரு நாள் சாப்பிட்டாலும் சரியாக சரி இந்த உளுந்து தாய் தேய்ச்சிட்டு ஒத்தடம் நல்லா அப்பெல்லாம் பார்த்து அருமையாக இந்த எலும்பு இந்த ஜாயிண்ட் இல்லை ஆமாம் இந்த ஜாயிண்டில் ஈசி விட சின்ன இருக்கும் அதை எப்படி பார்த்தீங்க நீங்கள் இல்லை போகும்போது தான் அந்த சப்ளை வரும்போது இங்கே இப்போ ஜீரிக்காய் எண்ணெய் விட்டோன்னு அருமை சுற்று ஃப்ரீயாக சுற்றுது அதே மாதிரி தான் இந்த ஜீரகம் போர் இருக்கு ரெண்டு தடவை வந்தேன் ரெண்டு தடவை அப்புறம் அனுப்ப இப்போ இங்கே பார்த்து எங்களுக்கு பெரிய இருக்கு ஐயா ஐயா நாம அப்பால இறைவன் தயவு தான் நம்ம வாழும் யாரும் தேவையில்லை இறைவன் ஒருத்தவங்க ஏன்னா பாப்பா இவன் ரொம்ப சோப்பேர் இவன்கிட்ட எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு இவன் இவன் சாப்பிட்றியா இவன் செய்யலைன்னா இன்னொருத்தர்கிட்ட செய்யலைன்னா இவன் நம்மளை பற்றி எங்கே பார்க்க போகலாம் அப்படி வரும் கரெக்ட் வேலை செய்யணும் நாம் எவ்வளோ உழைக்கிறோமோ அவ்வளோ கூலி கிடைக்கும் நான் ஏன் நாலு மணிக்கு இருந்து மூணு மணிக்கு இருந்து கிரைண்டரில் மிக்சரில் எல்லாம் போட்டு கஞ்சி காசி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் இன்ன வரைக்கும் இருக்கிறேன் எண்பது வயசு செய்யணும் மணி மூணு இருக்கும் அது பார்த்தா மூணு இருக்கும் அப்புறம் முடிச்சு அப்போ மூணாவதுன்னா அதாவது அந்த கஞ்சி காசுக்கு கிரைண்டர்லாம் மிக்சி போட்டு வச்சிடுவேன் அரை ஆகும் அப்போ மூணு நாலாயிடும் அந்த அமுத கட்டில் மகாமந்திரத்தை சொல்லி அடுப்பு பற்ற வச்சா அந்த கஞ்சி மறுதான் இப்போ எங்கிட்ட கஞ்சி சாப்பிட்றோம் செருப்பு அவுத்துறோம் தொட்டு கும்பிடுறோம் அப்போல்லாம் பக்தியோட என்னுடைய கஞ்சிக்கு மட்டும் அந்த ஊழியர் ஆற்றல் உண்டு ஏன்னா நான் கொடுக்குற இந்த மூலிகையெல்லாம் போட்டோன்னா அவனுக்கு எந்த பேக் பெயின் இல்லை இது இல்லை ரெடி ஆகிடுது என்ன நீங்கள் வேறு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறீங்க நான் சொன்னதெல்லாம் வச்சு பண்ணிடுறேன் டெவலப் பண்ணிக்கிறேன் பிரில்லியண்ட்டாக இருக்கும் என்னோட நடக்க முடியாது அந்த அளவுக்கு விழிப்புணர்வு நிலை ஜாஸ்தி இருக்குன்றீங்க அந்த இடத்துல நீ நான் மாதிரி நீ வரணும் வரணும் வந்துடுறேன் அந்த இடத்துக்கு வந்து நல்லா ஆசீர்வாதங்கள் நீங்கள் வழங்குனீங்கன்னா தான் வர முடியும் நீங்களும் கொஞ்சம் கொடுங்க அங்கேயும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் ரெண்டு இடத்துலையும் வாங்கிக்கிறேன் நீங்க எல்லாம் கூட இருக்கீங்க அந்த நம்பிக்கை அந்த மகிழ்ச்சியில தான் அப்படின்னு ஐயா நடந்துருப்பார்ல வந்து போயிருப்பாருல அதனால தான் நான் இங்கே உட்காந்து இங்கே உட்காந்துருக்கீங்க எவ்வளோ புண்ணியம் பண்ண பூமி வள்ளலார் நடந்த பூமின்னா ஏன்னா இங்கே பதினஞ்சு மாதம் உட்காந்து தண்ணியில் மூவாயிரம் பாடல் எழுதியிருக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு யாரும் தெரியல வேல்யூ தெரியல அதோட வேல்யூ அங்கே என்ன ஜோதி ஜோதி தான் எது ஜோதி எச்சம் தவிர்த்து என்றார்ல பெருமான் எச்சம் எனக்கு இல்லை என்றார்ல சொல்கிறார் ஐயா எச்சம் எனக்கு இல்லை அது அறுப்பெருஞ்சோதி எந்த அளவில் உணவில்லை உறக்கம் இல்லை ஒளி இல்லை மழை இல்லை அமுத பருகி ஏற்றது அமுதம் பருகி என் அமுதம் பாலியல் மாதிரி வரும் அப்படி அது உள்ளே போச்சுன்னா டிம்முன்னு அப்படி ரெடி ஆகிடுது ஐயா ஐயா தான் முதலாளி மாதிரி அவனும் இருக்கு இருக்க முடியாது வாய்ப்பே இல்லை முதலாளி முதலாளி தான் இல்லைப்படா இப்போ நீ உட்காந்துருக்க எனக்கும் நாற்பது வருஷமா கட்டை கழுவாத இருக்கிறது என்ன உட்கார முடியுமா கரெக்டு தான் அது எந்த அளவுக்கு பாக்கி முகம் கழுவு இன்னும் ரெண்டாவது ஷேவிங்கும் நான் பண்ணுறதில்ல வலிக்கிறது இல்லை இந்த மண்ணுக்கு வரணும்னா அன்னைக்கு இசைமையெல்லாம் பண்ணி பிடிங்கிட்டு பச்சை தண்ணி கூட வாயில் உள்ள விடாத இங்கே வந்து போன பிறகுலாம் கஷாயம் வச்சு சார் இந்த மண்ணுக்கு அப்படி ஒரு மகத்துவம் என் மூளைக்கு மற்றவங்களை பற்றி பேச எனக்கு தகுதி கிடையாது என்னுடைய பைத்தியகாரம் <laughs> இறைவன் மேலே உள்ள பைத்தியகாரம் முடியாது இப்போ இவ்வளோ பேர் சொல்கிறேன் யாருன்னா தண்ணி கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதைத்தான் நானும் பார்க்குறேன் தண்ணி தாக எடுக்குதும்பாங்க வயசுக்கு டயர்ட் ஆகுதும்பாங்க எதுவுமே இல்லையே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் தயாராகிடுச்சு சொல்ல முடியாது போக போக காத்தோட காத்தா கரைஞ்சான்னு கரைஞ்சிருவீங்க நீங்கள் போகிற இடத்துக்கு நம்ப முடியாது நீங்கள் இப்படி தான் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து வீட்டில் இருக்கும்போது வேற யாரோ கதவுக்கு கதவை தட்டி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரீங்களா நியூஸ் வருது கேட்டா இல்லைன்றீங்க சரி ஒரு ரெண்டு மூணு மாசமா முதல் பாப்பா வந்து எழுப்புது இல்லை நீங்களே போய் எழுப்புறீங்களாமே ரெண்டு மூணு இடத்துல ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்குறீங்களாமே இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க எப்படி சேல்ஸ் வராமல் எப்படி தெரியும் எல்லாரும் சொல் சொல்கிறாங்களா ஐயா உங்களை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் நீங்கள் தான் வந்தீங்க ஐயா அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை ஐயா இங்கே தான் இருக்காருன்னாங்களா ஒரு வருஷத்துக்கு நான் பெரிய பணக்காரன் சொன்னேன் அந்த அம்மா தன்னை வழக்கில் ஏற்றும் போது உங்கள் உறவு தெரிஞ்சிருந்துச்சு எனக்கு ஒரு சந்தேகம் பைக்கியம் நான் என்ன பெரிய படிப்பாளியா நான் என்ன பக்தியா என்ன இருந்தேன் ஏதோ ஒரு பைசா சொல்கிறாங்க அந்த அம்மா பிளாக்மெயில் பண்ணால் குறைஞ்சது ஒரு பத்து கோடி சம்பாதிக்கும் அந்த மாதிரி அது சில ரகசியம் அதை யாருக்கும் சொல்லாத நான் இது பண்ணி அந்த அம்மா சொன்ன போயிட்டேன் அப்போ அந்த ஜிஏ ரோட்லேருந்து ஒரு துணி கடையில் ஒரு ஆம்பளை அவர் லஞ்ச் டைம் நான் சாப்பிட்லாம் சாமி சாமி சாப்பிடாத இப்போ வரேன்னு திருடு வந்தான் யோ ஏயா அறிவில்லை பரவாயில்லைக்கா எச்சல்லா பரவாயில்ல காலையில் ஏண்டா நீ முகம் தெரியும் அந்த அம்மா சொன்னாங்க அதே மாதிரி இருக்கு இப்போ இவனும் சரி அது அரை பைசா இது முக்கா பைசா நம்ம நம்ம ஒரு புத்தகம் படிக்கலை எதுவும் படிக்கலை நம்ம போய் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பும் இல்லை இல்லை நமக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை அப்படி போகிறதுக்கு ஏதோ பொண்டாட்டி கட்டி கல்யாணம் பண்ணோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்டோம் ஒழுங்காக இது பண்ணோம் அதில் கடன் முடப்போம் ஆட்டோவில் எகிரி குடியாதாலும் என்னம்மா எது வேணாம் சாமி அந்தம்மா சார் சார் அப்பாவில் பார்த்த பிறகுதான் அப்போது அந்த ஐயா நம்மளை வெளியில் அனுப்பிச்சு உங்களுடைய நிலையை பக்குவ நிலை கொண்டு வரத்துக்கு இதுக்காக ஏங்கி இருப்பீங்க காத்து அது இல்லாத நேரடி ஐயா முகம் பார்த்தேன் அப்படியா ஆமாம் அது இல்லாத ஒரு சண்டை அது என் வீட்டில் திரும்பி இப்படி படுத்தேன் ஒரு நீ ஏன்டா அங்கெல்லாம் போகிற நான் உன்னை தேடி வரேன்னு நேரடி அந்த இடம் தான் கட்டணும் கட்டணும் அது வச்சு அது முருகன் கண்ணாடியில் காட்சி கொடுத்த இடம் ஆனால் எனக்கு நேரடியாக பேசு என் மாலாளி எவ்வளோ பெரிய மாலாளி அதுலேருந்து இந்த பக்குவம் நிலையா அதிகப்படுத்திக்கிட்டு என்னுடைய தகுதியை வளர்த்துக்கணும் யாரும் குரு இல்லை என் மாலாளி தவிர அதுக்கு நம்ம ஒரு அமைப்பு முருகன் காட்சி நம்ம அவர் பார்க்கும் முகம் அவ்வளோ அவ்வளோ நீ ஏன்னா அங்கே போகிற இது வரைக்கும் அந்த கோயில் உள்ளே போய் ஒம்பது வருஷம் அவரே சொல்லிட்டார் அப்புறம் எதுக்கு போகணும் இந்த கோயில் கட்டினவனு கூட அப்படி போயிருப்பாரான்னு தெரியாது அதனால் பெற்ற இன்பத்தை உன் கையில் நீ என்ன கண்டிப்பாக உங்களுடைய அனுகிரகம் தண்ணி குடிச்சாச்சு ஒரு டம்ளர் தேவைப்படுறப்போ அதுவே வந்துடுது நல்லெல்லாம் இனிக்கும் கல் கட்டு இனிக்கும் ஓய் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் என்னன்னா என் முதலாளி ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு கொடுக்குறாரு எல்லாருக்குமே கொடுக்குறாரு அந்த பொறுப்பு தான் இவன் செய்வான் நம்பிக்கை நல்ல உபதேசமா இன்னைக்கு ஐயோ சாதாரண உபதேசம் இல்லையா நான் படிச்சிருக்கேன் பாடலாக படிச்சிருக்கேன் லைவ் வாழ்க்கை நேராக கேட்கறது பெரிய பாக்கியம் இது என் பிறவிலேயே இந்த மாதிரி பாக்கியம் எனக்கே ஆச்சரியம் ஐயா பேசவே மாட்டாரு இன்னைக்கு பேச மாட்டாங்க மாட்டாரு ஒன்லி ஆசீர்வாதம் தான் வழியில முடிச்சாரு பெருமாள் நடந்த ஒருத்தர் சொன்னாங்க அவருடைய மூச்சு காத்து படுற இடம் அந்த இடம் பட்ட படுற இடம் அதெல்லாம் காரைக்காலமையார் வந்து கைலாயத்தை தலையால் நடந்து போன மாதிரி அந்த மாதிரி போய் புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமி வேற மாதிரி சொல்லிட்டாரு ஆனா கரெக்டான ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கீங்க அவரே பாருங்க எத்தனை பேர்கிட்ட கொண்டு போறோம்னு மட்டும் பாருங்க தோலெல்லாம் குழந்தைங்க சூழ் நரம்பு இருக்குங்கிறது பெரும் ஐயாவுக்கு வந்துருச்சுங்க குழந்தை மாதிரி ஆகிட்டாங்க தான் அது பெருமாள் சொல்கிறது அமுதம் சுரக்க ஆரம்பிச்சுன்னா குழந்தை மாதிரி ஆகிடும் முறுக்கு நரம்பு திறந்து வரும் அப்படின்னா பவர் இருக்கும் அதான் தோலெல்லாம் குழந்தை சூழ் நரம்பு சுக்கிடும் கருணை கருணை அறிவு என்பது கருணை தானே பெருமாள் வேற என்ன சொல்றாங்க விஞ்ஞானம் கிடையாது கருணை என்பது அறிவினா பெருமை சொல்றாரு அது அம்மா சொல்ல ஆரம்பிச்சதுன்னா புறப்புற அமுதன்றாரில் பெருமை அதான் இப்படி உட்காந்து ஏன் மூணு வருஷம் முடிய பார்த்துட்டு நிறுத்தி தயார் நிலையில் இருக்கீங்க ஆல்ரெடி இறங்கில அலைஞ்சிட்டீங்க பாடி விட்டு எக்ஸிட் ஆகணும் அவ்வளோதான் எங்களுக்குலாம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கூட இருந்து அருள் கொடுங்க ரொம்ப மோசமான உலகமாக இருக்குது நம்ம அழைச்சி கொண்டு போய் இவளுக்கு இந்த ஞானத்தை சேர்த்து கிரு கிரு கிருன்னு சுற்றுது ஞானம் அழிஞ்சிடாமல் இது வந்து எல்லா மக்களுக்கும் போகிறதுக்கு இரு சுதந்திராமல் இருக்கிறதுக்கு ஆசீர்வாதத்தை ஐயா கிட்ட கேட்டு சிறப்பு தான் புரியுது ஐயா எவ்வளோ இப்போ தான் அதில் இருக்கும்போது தான் தெரியுது அப்போ நெப்பாலியன் பத்து வாட்டி படம் எடுத்தான் அந்த பத்து வாட்டி ஏன் எடுத்தான் யார் தோல்வி ஏன் சோல்ஜரு அவன் ஆராய்ச்சி பண்ணி அப்பால இன்னொரு வாட்டி படம் எடுத்தான் ஆமாம் அந்த மாதிரி தான் நம்ம ஐயா அடிப்பட்டு அடிப்பட்டு மேலே வந்ததுக்காக சரி இப்படி மக்களா இப்படி அதாவது கஞ்சி ஊற்றும் போது ஐயா முஸ்லீம் கிறிஸ்டின் தனியாக இருந்துச்சு அப்போ ஏன் இந்த பசங்க இப்படி இதெல்லாம் இருக்குது அப்போ பார்த்தா பட்டன்ட் அப்போது அந்த பட்டு எடுத்துட்டு அப்போ தான் மதம் இன்னும் பேய் பிடியாமல் இருக்க வேண்டும் மறுப்பெண் ஆசை இருக்க வேண்டும் உன்னை மறவாத இருக்க வேண்டும் அந்த பாட்டு மதம் ஒரு பெய்டா அந்த தேய்ச்சிட்ட போவார் அந்த நாளை போயிடும் ஆனால் உனக்கு பசி தான் அது மதம் எதுவும் இல்லை பசி ஒன்று தான் அதனால் அந்த இதுக்கு போகாதுன்னு நாம் இப்படி மாறினா அதை கஞ்சி வாங்கி சாப்பிடும் சாப்பிடுவோம் அது அப்பாவை சாப்பிடும் ஒவ்வொரு பாட்டும் ஐயாக்கு இருந்த ஞான பெற்ற யாரும் இல்லை ஒரு எழுத்துக்கே அவ்வளோ விளக்கம் நான் ஃபுல்லாக படிக்கலை எல்லாரும் சொன்னேன் நீ படிச்சிருந்தேன்னா ஆயிருக்க மாட்டேன் நேரம் சுற்றி நெருப்பேன் நீ அவரு மாதிரி ஆக மாட்டேன் அதனால உன்னை உணர்த்தியா இருப்பது அதான் உணர்த்தி இருக்கிறாரு ஃபுல்லா கரெக்டு நீ படிக்காம இருக்கிறதா நல்லது உணர்ந்தவனுக்கு எதுக்கு படிப்பு உணர்ந்துட்டீங்க இந்த காலத்தில் சொல்லக்கூடாது இப்போ இவ்வளோ நாள் ஆச்சு நம்ம வந்து எவ்வளோ நாள் இது இல்லை இப்போ நம்ம பேசி நம்ம பேசி ஒன்று ஒன்றரை மணி நேரம் இல்லையா கூடிய ஜாஸ்தி இருக்கும் ஒன்றரை மணி நேரம் நேரம் இன்னும் உனக்கு சாகம் எடுக்கிற மாதிரி எடுக்காது இனிமேலும் எடுக்காது உங்களுக்கு படிச்சிடல நானும் படிக்கல நீங்கள் நீங்கள் படித்த அளவுக்குலாம் நான் படிக்கல உள்ள படிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரிகிறது படிச்சுக்கலாம் பேரானந்தம் பெரும் அதிர்ச்சி